உடைந்த காலம் நட்பு உடைந்து முகநூலானது சுற்றம் உடைந்து வாட்ஸ்அப் ஆனது வாழ்த்துக்கள் உடைந்து ஸ்டேட்டஸ் ஆனது உணர்வுகள் உடைந்து ஸ்மைலியை ஆனது குளக்கரை உடைந்து குளியலறை ஆனது நெற்களம் உடைந்து கட்டடமானது காலநிலை உடைந்து வெப்பமயமானது வளநிலம் உடைந்து தரிசாய் ஆனது துணிப்பை உடைந்து நெகிழியானது அங்காடி உடைந்து அமேசான் ஆனது விளை நீளம் உடைந்து மனை நீளமானது ஒத்தை அடி உடைந்து எட்டு வழியானது கடிதம் உடைந்து இமெயிலானது விளையாட்டு உடைந்து வீடியோ கேம் ஆனது பல்பம் உடைந்து பால் பாயிண்ட் ஆனது புத்தகம் உடைந்து இ புக் ஆனது சோறு உடைந்து ஓட்ஸாய் போனது இட்லி உடைந்து பர்கர் ஆனது தோசை உடைந்து பீட்சாவானது குடிநீர் உடைந்து குப்பியில் ஆனது பசும்பால் உடைந்து பாக்கெட்டானது வெச்சிலை உடைந்து பீடாவானது தொலைபேசி உடைந்து கைபேசியானது வங்கி உடைந்து ஆனது நூலகம் உடைந்து கூகுளாய் போனது புகைப்படம் உடைந்து செல்ஃபியாய் ஆனது மார்க்கம் உடைந்து மதவெறியானது அரசியல் உடைந்து அருவறுப்பானது பொதுநலம் உடைந்து சுயநலமானது பொறுமை உடைந்து அவசரமானது ஊடல் உடைந்து விவாகரத்தானது காதல் உடைந்து காமமாய் போனது நிரந்தரம் உடைவது நிதர்சனம் ஆகையால் உடைவது உலகினில் நிரந்தரமானது தீயவை உடைத்து நீ தீங்கர செய்திடில் அல்லவை உடைந்து நல்லவை வாழுமே நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நாலு பேர்த்துக்கு ஷேர் பண்ணி விடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்